எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டபுள் வார்ப்பில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ்ங்க அதுவும் சரி பார்டர் இருக்கக்கூடிய டைப்பில் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொரு சரியாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய number seven two one seven two ஒன்னுங்க சாரியுடைய நம்பர் பழுவன் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர்லேயும் கொஞ்சம் பீச் டச்லேயும் இருக்குங்க பீச் டச்சில் pink colour body of sari Ramar கிரீனில் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்டட் சரிலையும் ஆல்டர்னேட்டிவாக வருங்க டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கோல்டு டெஸ்டட் சரியில் பார்டர் வந்துருங்க வார்ப்பு வெஃப்ட்டு ரெண்டு சைடுமே வந்து பியூர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம் சாரி வந்து double warp sari three ply thread work so உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அண்ட் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் பியூர் சில்க்குங்கிறதுனால இதை நீங்கள் ட்ரை வாஷ் தான் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க sari number seven double two பார்க்குறோம் பாடி ஆஃப் சாரி பெய்ஜ் கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் சேம் இது முன்னாடி சொன்ன அதே பீச் டச்சில் இருக்கக்கூடிய பிங்க் கலருங்க சேம் பேட்டர்னில் செகண்ட் கலர் சாரீ பார்க்குறோம் அண்ட் இதெல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக்குங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்த சாரீஸ் தான் நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சில்க் ரேட் வந்து அதிகமாகும் போது சில்க் சாரியுடைய ரேட் அதிகமாகும் அண்ட் சில்க் ரேட் கம்மியாச்சு அப்படின்னா சாரீஸுடைய ப்ரைஸ் வந்து கம்மியாகும் ஸோ அந்த விதத்தில் இப்போ இந்த சாரியுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அதிகமாக இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த சாரியுடைய price six thousand three hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயும் புக் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயும் நீங்கள் புக் பண்ணலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட்டில் புக் பண்ணிங்கன்னா எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாதுங்க சாரியுடைய price six thousand three hundred மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி தரோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணிங்கன்னா ஒரு சாரி தான் புக் பண்ண முடியும் அதுக்கும் three hundred rupees extra charges முன்னாடியே பே பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரியுடைய நம்பர் செவன் டூ த்ரீ பல்லுவன் ப்ளவுஸ் அதே பீச் சாரி பீச் டச்சில் இருக்கக்கூடிய pink colour body of sari yellow கலருங்க next sari number seven two four அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருதுங்க நம்பர் ஆஃப் சாரீஸ் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் சப்போஸ் உங்கள் கண்ட்ரி சைடில் கஸ்டம் சைடில் டியூட்டி டேக்ஸ் பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி பார்சல் வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம கலெக்ட் பண்ணுறது only shipping charges for international shipping seven two four பார்த்துட்ருக்கீங்க body of sari copper sulphate ப்ளூவில் இருக்குது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ஆரஞ்சுலேயே கொஞ்சம் டார்க் ஆரஞ்சில் இருக்குங்க ஸோ டபுள் வார்ப் சேரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒன்றரை ஒன்றே முக்கால் வார்ப்போட கம்பேர் பண்ணும்போது குவாலிட்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் sari number seven two five நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து ஒன்றரை வார்ப்பு ஒன்றே முக்கால் வார்ப்பு டபுள் வார்ப்பில் பண்ணுறோம் ஸோ திக்னஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றை விட ஒன்றே முக்கால் பெட்டராக இருக்கும் ஒன்றே முக்காலை விட டபுள் வந்து பெட்டராக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க ப்ரைஸும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து ஒயிட் கலரில் ஒரு மாதிரி சில்வர் ஒயிட் மாதிரி இருக்கும் பாடி ஆஃப் சாரீ டபுள் டோனில் வருதுங்க பிங்கிஷ் ஆரஞ்சில் ஆரஞ்சு வந்து அதிகமாகவும் பிங்க் வந்து மைல்டாகவும் இருக்கும் டபுள் ஷேடு சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் சாரீஸு பார்க்குறக்கே அண்ட் எல்லா பியூர் சில்க் சாரியுமே ரொம்ப ஷைனிங்காக இருக்குமா அப்படின்னா கிடையாதுங்க நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய ரெண்டு கலரை பொறுத்து தான் வந்து அந்த ஷைனஸ் வர்றதுங்க ஸோ அதனால் பாலிஸ்டர் மாதிரி பளபளப்பாவோ வளவளப்பாவோ நம்ம பியூர் சில்க் எதிர்பார்க்கவே வேண்டாங்க கம்பேரும் பண்ண வேண்டாம் ஸோ பியூர் சில்க் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அது என்ன தனியாக ஒரு மகத்துவம்னே சொல்லலாம் ஒரிஜினல் ஒரிஜினல் தாங்க டூப்ளிகேட் டூப்ளிகேட் தான் ஸோ டூப்ளிகேட்டும் ஒரிஜினலும் பார்க்கறக்கு ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது body of sari beige colour பலூன் ப்ளவுஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் இதுலேயுமே வந்து உங்களுக்கு பீச்சில் தான் வரும் பீச்சும் ராணி பிங்க்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் பாடியில் வரக்கூடிய புட்டா கோல்டு அண்ட் சில்வர் திலகம் ஷேப்பில் இருக்குங்க next sari number seven two seven பல்லுவன் பிளவுஸ் பர்பிள் வித் பிளாக் காம்பினேஷனுங்க சாரியுமே வந்து உங்களுக்கு பாடி ஆஃப் சாரியும் பிளாக் காம்பினேஷனில் தான் வருது ஆல்கே க்ரீன்லேயே நல்லா dark colour so black colour up காம்பினேஷனுங்கும் போது கண்டிப்பாக சாரியில் நிறைய இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்குங்க பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டன் பாசிபிள் இல்லை ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கு ரிட்டன் பாசிபிள் இல்லைங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ வந்து ரிட்டன் கிடையாது அப்போ எதுக்கு தான் ரிட்டன் வந்து இருக்குன்னா ஒன்லி ஃபார் டேமேஜஸ் பெரிய கரையோ அல்லது ஹோலோ அல்லது சாரீ லென்த் வந்து நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர் சொல்கிறோம் ஸோ அதை விட ரொம்ப குறைவாக இருக்குது சிக்ஸ் மீட்டரையும் விட குறைவாக இருக்குது ஓவரால் லென்த் அப்படின்னா அதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அண்டு லென்த் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளவுஸ் பாடி ஆஃப் சாரி பல்லு பல்லுவில் வரக்கூடிய டசில்ஸ் கூட சேர்த்து தாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஒன்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் வரும்னு சொல்கிறோம் லென்த் ஆஃப் ப்ளவுஸ் வந்து எபோவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது சாரி நம்பர் செவன் டு எயிட்டுங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடு வருது பல்லுவன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பெய்ஜ் கலரில் வருது பாடி ஆஃப் சாரி வந்து ப்ளூ ஃபேமிலி ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அந்த ப்ளூ வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளூ கொஞ்சம் பேஸ்டல் ப்ளூ மாதிரி வரும் ஸோ இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்லுக்கு பக்கத்தில் வரக்கூடிய புட்டாஸ் வந்து நெருக்கமாக வரும் கொஞ்சம் உள்ளே போக போக கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வரும் sari number seven two nine பார்த்துட்ருக்கீங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலர் ஸோ இந்த பல்லு அண்ட் ப்ளவுஸ் போர்ஷன் மட்டும் உங்களுக்கு பிளாக் கலர் காம்பினேஷனில் வரும் பாடி ஆஃப் சாரீ வந்து பெய்ஜ்லேயே கொஞ்சம் லைட் கலராக இருக்குங்க பேஸ்டல் ஷேடில் வருது ஸோ முன்னாடி பின்னாடியும் நாங்கள் திருப்பி காட்டும் போதே உங்களுக்கு தெரியும் புட்டாஸ் வந்து எப்படி இருக்குன்னு இந்த பேட்டர்னில் மட்டும்தாங்க கொஞ்சம் பல்லுக்கு பக்கத்தில் கொஞ்சம் நியரஸ்டாகவும் உள்ளே போக போக கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வருது எல்லா சாரியுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே டபுள் வார்ப்பில் இருக்கக்கூடிய ஜரி பார்டர் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸ் பார்த்தீங்க இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் என்ன தான் சில்க் மார்க் டேக்கோட நீங்கள் பியூர் சில்க் வாங்கினாலும் நீங்கள் வீட்லேயே அது பியூரா இல்லையான்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்